எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து கானகோகுலம் யுவகலாரத்னம் கேரளஸ்ரீ டாக்டர் வைக்கம் விஜயலக்ஷ்மி நான் Carnatic vocalist and playback singer and ഞാനൊരു സ്പെഷ്യൽ ഇൻസ്ട്രുമെൻ്റ് വാസിക്കുന്നു ഗായത്രി വീണ என்று பேர் it is a speciality one string it is only one string இது உலகத்தில் ஒரு மட்டும்தான் வாசிக்கிறது அது எனக்கு அப்பா செஞ்சு கொடுத்தது അപ്പോൾ എന്നോട് ரொம்ப நாளாயிட்டு நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கு எனக்கு பிறவியிலே பார்வையில்லை என்றாலும் மோடிஜி கிட்ட நேரில் சந்திச்சு ஒரு பிக் ஹேண்ட் கொடுக்கணும் நேரில் பேசணும் എന്ന് ஆசையாக இருக்குது இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அதுக்கப்புறம் மன் கி பாத்தில் ஹண்ட்ரட் எபிசோட் நூறாம் பகுதியில் எனக்கு அஹ், மோடிஜி கிட்ட பேசுகிறதுக்கும் பாடல் பாடுறதுக்கும் அஹ், வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் அஹ், கடவுளுக்கு அஹ், அதுக்கப்புறம் அப்பா அம்மா குரு அஹ், எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் இப்போ நான் ஒரு அஹ், தேசபக்தி பாடல் பாடியிருக்கேன் ஹிந்தியில் மோடிஜிக்காக அது அயோத்தியா ஹிருதயம் என்று பேர் அது கம்போஸ் பண்ணியது ஸ்ரீ ஆலப்பி രംഗനാഥ് സാർ കേരളത്തിലെ famous music director and lyricist sir மலையாளத்தில் எழுதியாச்சு கம்போஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஹிந்தியில் தர்ஜுமா பண்ணியது ஸ்ரீ அஹ், professor Hindi professor N Sasikumar sir அஹ், காணக்காரி இன் கேரளா கேரளத்தில் அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியது அது நிறைய இருக்குது அது அது நாலு நாலு வரி தான் பாடியிருக்கு இது பத்து நிமிஷத்து மேலே அங்கே அந்த சோங் இருக்குது ஆனாலும் நான் நாலு வரி ஆவது பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் முன்னாடி சார் என் பேர் மென்ஷன் பண்ணியதுக்கு மோடி திரு பிரதமர் ஸ்ரீ மோடிஜி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மன் கி ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏழை மக்களோட மனதில் உள்ள எல்லாமே சொல்கிறதுக்கு கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் ഒരു നല്ല ഒരു പ്രോഗ്രാം മോഡിജി നല്ല ഒരു பாராட்டு ஏழை மக்களுக்கும் எல்லோருக்கும் நல்ல ஒரு பாராட்டு தான் இந்த ப்ரோ இந்த நிகழ்ச்சி இது இனி மேலும் மேலும் நூறில் ஆயிரம் இல்லை நிறைய அங்கே எபிசோட் நிறைய பகுதி மேலும் மேலும் நன்னா வரட்டு வரட்டும் என்ன வாழ்த்து வாழ்த்துக்கள் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் மன் கி பாத் ரொம்ப நல்ல நிகழ்ச்சி ஓகே